Hello friends, welcome to Auto Master. Today the new Bajaj Avenger one sixty straight cruiser bike பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதோட walk round specification and reviews பற்றி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட aggressive handle bar foot rest position seat height comfort எல்லாம் மோஸ்ட்டாக சூப்பராக இருக்குது then front and head light digital and analogue console engine look and ஓவராலாக லுக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சரி வாங்க நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அதர் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இன்ஜின் டைப்பாக உங்களுக்கு single cylinder air cool DTSI engine கொடுத்துருக்காங்க அது displacement of one sixty CC and இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா fourteen point eight BHP at eight thousand five hundred ஆர்பிஎம்மாக இருக்குது அண்ட் இந்த பைக் எவ்வளோ மேக்ஸிமம் டார்க் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா thirteen point five at seven thousand ஆர்பிஎம்மாக இருக்குது அண்ட் இந்த பைக்கில் எவ்வளோ ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்னு செக் பண்ணும்போது ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் இதோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் செயின் ட்ரைவ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட ஸ்டார்டிங் மெக்கானிசம் டைப் பார்த்தீங்கன்னா செல் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது தென் இதோட சேசி சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சேசிஸ் டைப்பாக டியூப்லர் டபுள் கிராடல் ஸ்ட்ரக்சர் டிசைனால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது telescopic with hundred and thirty MM for travel சஸ்பென்ஷனால் டிசைன் பண்ணியிருக்காங்க ரியர் சஸ்பென்ஷனாக உங்களுக்கு டின் ஷாக் அப்சர்வால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் டயர்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹலாய் டைப் வீல்ஸ்லாம் உங்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ABS single channel with two piston caliper டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆஸ் ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோகிராம்ஸாக உங்களுக்கு இருக்குது தென் இந்த பைக்கோட ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா மைலேஜாக உங்களுக்கு forty five kilometre per litre உங்களுக்கு கொடுக்கும் ஓவரால் ரைடிங் ரேஞ்சாக நீங்கள் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் தென் இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி நம்ம பார்க்கும்போது அனலாக் அண்ட் டிஜிட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்னென்னலாம் வியூவிங் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா meter gear indicator fuel warning indicator fuel gauge clock trip meter pass light இந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் உங்களுக்கு வந்து தெரியும் தென் இந்த பஜாஜ் அவெஞ்சர் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீட்டோட ஆன்ரோட் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோன்னு பார்க்கும்போது ninety two thousand four hundred and sixty eight ருபீஸ்க்கு உங்களுக்கு செல்லிங் பண்ணுறாங்க இந்த பஜாஜ் அவெஞ்சர் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீட்டோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓவராலாக இந்த குரூசர் பைக் வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப லோ சீட் டைட் கொடுத்துருக்காங்க யார் வேணால் ட்ரைவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலில் நல்லா சூப்பராக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் இந்த பைக் உங்களுக்கு தென் இதோட பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸுரி லுக்காக சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா லாங் ரைடிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் பைக் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் okay friends thank you all bye